Thank you. ஐயா வணக்கம் ஐயா நான் காரைக்கால்லேருந்து வரேன் ஐயாவோட காணொலிகளை வளவழி யூடியூப் மூலியமாக தான் பார்த்தேன் அதற்கு பார்க்கறதுக்கு முன்னாடி பெரிய மன அழுத்தத்தில் இருந்திருக்கேன் விடுபிடிய முடியாத அளவுக்கு மன அழுத்தம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய இடங்களுக்கு தேடினேன் அதெல்லாம் வந்து ஒரே ஒரு காணொலி மூலயமா எல்லாத்துக்கும் எனக்கு பதில் கிடச்சிச்சு அது ரொம்ப பெரிய ஆச்சரியமாகவும் இருந்துச்சு ஆச்சரியமாக இருந்தோன்னே அதுக்கப்புறம் சரி இது காணொலி வாயிலாக தெரிஞ்சதை விட நம்ம நேராக ஒரு முகாமில் கலந்துக்கும் போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இங்கே முகாமுக்கு வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை அறியாமலே நமக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு இதுதான் ஞானங்கிறது வந்து அது ஒரு பெரும் காடுகளில் தவம் இருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது அது ஒன்றுமே இல்லை நம்ம சக வாழ்க்கையில் நமக்கு தோடக்கூடிய இயல்பாக தோடக்கூடிய எண்ணங்கள் அதை கையாளும் விதம் தான் ஞானம் அப்படிங்கிற மிகப்பெரிய விளக்கத்தை வந்து ஐயா சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றிகளையும் பெரிய சாதனைகளையும் மேலும் மேலும் அடைய முடியும் அப்படிங்கிறத இதுலேருந்து தெளிவாக தெரியுது இதை பயன்படுத்தி என் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை அடைவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஐயாவுக்கு ரொம்ப நன்றி பகவத் மிஷனுக்கில் இருக்கிற உறுப்பினர்களுக்கும் இங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கும் தரம் தாழ்ந்து மிக மிக்க மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்